முதல்ல வந்து திரு பாலதில் அவர்கள் அவரை பற்றி நான் அதிகம் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையில்லை பல ஆண்டுகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் ஒரு நவம்பர் டிசம்பர் இருக்கும் அப்பொழுது வந்து சமூக தொழில என் கூட ஈடுபட்டிருக்காரு நான் பயிற்றுவித்த ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்களில் வந்து அவர் ஒரு முக்கியமான இளையர் இன்றைக்கும் இளையர் தான் நண்பராகிறாரு ஒரு பதினேழு வயசு பையன் நான் வந்து அப்போ அமெரிக்காவில் டாக்டர் பட்டம் படிச்சுட்டு வந்து அவங்களாம் அப்போ நினச்சிக்கிட்டாங்க நான் மருத்துவ டாக்டர் நினச்சிக்கிட்டு எல்லாம் என்கிட்ட பேசுகிறாங்க பழகினாங்க பிறகுதான் அவங்களுக்கு தெரியும் நான் வந்து மருத்துவ டாக்டர் இல்லை அப்படின்னு பிறகுதான் அவங்க அந்த தலைமுறைக்கே தெரியுது டாக்டர் பட்டம்னு ஒன்று இருக்குது அதை படிக்கலாம் இப்போ இப்போ சுமையாக வச்சுக்கிற மாதிரி முனைகள்னு சொல்கிறாங்க அது மாதிரி அப்போ அப்போ தான் அவங்க தெரிஞ்சு டாக்டர் வந்து மருத்துவராக இருக்க வேண்டிய தேவையில்லை பலதில் பிடிக்கலாம் அப்படின்ட்டு வந்துக்கிட்டாங்க அதனால் அவருடைய அனுபவம் வந்து மிக நீண்ட அனுபவம் அதாவது முதல்ல வந்து தமிழர் பேர இளைய மன்றத்தில் தான் அவங்க தான் பயிற்றுவித்தேன் அப்புறம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கடைசியில் அதை டிஸ்பேன் பண்ணிட்டு எண்பத்தெட்டுலேருந்து சிங்கப்பூர் தமிழர் இயக்கம் தமிழர் மன்றம் தமிழர் சிங்கப்பூர் தமிழ் இளைஞர் மன்றம் அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது அதை வந்து திரும்பி ஒரு அமைப்புகள் மாநாடுகளை பற்றி பேசும்போது அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய கருத்துக்கள் எப்படி அமைப்புகள் வந்து இளையரை கொள்ள முடியும் அப்படின்னு அதெல்லாம் வளர்க்கணும் அந்த அந்த காலகட்டத்தில் அந்த இளையரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு பாலா வந்து சிங்கப்பூர் தமிழ் இளையமன்றத்தில் வந்து செயல்பட்டார் இன்று வரைக்கும் அவர் செயல்பட்டுருக்கிறாரு இப்போ இன்றைக்கு வந்து அவங்கெல்லாம் அறிவு முதிர்ச்சி காரணமாக இன்றைக்கு வந்து அவங்களாம் மதியுரைஞர்கள் ஆகிட்டாங்க சில சமயம் எனக்கு மதியுரை கூறுறாங்க சொல்லலாம் அதனால ஆனால் தற்பொழுது பாலா வந்து சிங்கப்பூரை விடுத்து ஜோபாரில் வந்து வேளாண்மை துறையில் வந்து அவர் ரொம்ப கவனம் செலுத்துகிறாரு ஏன்னா உணவு வந்து மனிதர்களுக்கு இன்றியமையாகிறது சிங்கப்பூர் வந்து சிறு நாடு இங்கே வந்து உணவு எந்த வகையிலையும் விளையாது விளைவிக்க முடியாது எங்கள் எங்கள் எங்கள் அப்பா அம்மாலாம் முயற்சி பண்ணாங்க ரெண்டாவது உலக போரில் ஊபிக்காய் மட்டும்தான் மரவண்டிக்காய்க்கு மட்டும்தான் அவங்களால விளைவிக்க முடியுது அது அப்போ பஃபர் ரோட்டில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால் அவங்க விளைவிக்க முடியுது இப்போ பஃபர் ரோட்டை அந்த நிலமும் இல்லை இருந்த நிலத்தெல்லாம் அரசாங்கம் வந்து அந்த தேக்கா மார்க்கெட்டாக மாற்றிட்டோம் அதனால் அங்கே அந்த நிலமும் இல்லை இன்னும் அங்கே நிலம் இருந்துச்சு தேக்கா மார்க்கெட்டில் அதனால் அதனால் திரு பாலா வந்து மிக உயரிய நோக்கம் அதாவது எண்பத்தி ரெண்டுல எப்படி அவங்க சேர்ந்த அந்த நோக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டாரோ அந்த உயரிய நோக்கத்தில் இன்னைக்கு யோகாபாலர் வந்து வேளாண்மை துறையில் ஈடுபட்டுருக்காரு அவர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசுறதுல ரொம்ப பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு வந்து அவங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு சொன்னால் கூட அது வந்து நான் கண்ட தமிழ் அது இளையர் மன்றத்தில் படித்த தமிழ் பேசின தமிழ் பேசும் மொழி ஓகே இதில் வந்து இந்த சார்ட் ஒன்று வரைபடம் போட்டிருக்கேன் சொல்லிடுறேன் எண்பத்தி ரெண்டில் எழுபத்தி ரெண்டில் நான் primary school okay primary school எழுபத்தி ரெண்டு அதாவது எண்பத்தி ரெண்டு முடிந்தது அதில் செகண்டரி ஸ்கூல் முடித்தேன் ஆனால் இந்த பத்து வருஷத்தில் நான் தமிழ் படிக்கல எனக்கு தமிழ் வாத்தியார் தமிழ் படிக்காதேன்னு தான் சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா நீ படித்தேன்னா நேரம் வீணாவது நீ படிக்காத அதனால தமிழ் ஆசிரியர் மேல எனக்கு பொல்லாத கோபம் அதுல பேர் பேருக்கும் சொல்றாங்க தலபாக்கியம் ராசப்பன் இந்த டீச்சர்ஸை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நீ தமிழ் படிக்கிறதுக்கு ஆகவ நீ ஓரமா இரு நான் எப்பயும் தமிழ் படிக்கிறதுக்கு அந்த அந்த ஒரு பேராகிராஃப் எடுத்து வச்சிருப்பேன் படிக்கிறது அந்த பேராகிராஃப் படிக்கும் போது தம்பி நீ படிக்காத உன் பக்கத்தில் இருக்க உமா அந்த பொண்ணு படிக்கணும் உனக்கு சேர்த்து படிக்கணும் அந்த மாதிரி மட்டம் தட்டி தான் என்னை படிக்க சொன்னாங்க அப்ப என்னாச்சு தமிழே படிக்க கூடாது புண்ணியம் இல்லை அதனால எண்பத்தி ரெண்டு வரைக்கும் நான் தமிழ் ஆர்வம் கிடையாது ஆனா எண்பத்தி ரெண்டுல அந்த எண்பத்தி ரெண்டுல என்ன ஆச்சுன்னா எனக்கு கொடுத்த வாய்ப்பு என்னன்னா தமிழ் ஆசிரியர் மிஸ் தேன்மொழி அவங்க கொடுத்தது என்னன்னா அது வந்து நீ வந்து தமிழ் படிக்கல ஆனா உன்னோட செயல் யூ ஆர் லீடர் அதனால நீ தமிழ் லாங்குவேஜ்க்கு தமிழ் சேனல் தமிழ் படிக்காத பையன் ஆனால் சேமன் எதுக்கு வேலை வரல வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை ஸோ அதுக்கு அமைப்புக்கு நான் தமிழ் அறிஞர்ஸ்க்கு சேமனாக வந்தப்போ அந்த வருஷ கடைசியில் டாக்டர் வீரமணியை பார்த்துக்கோ அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால இன்னைக்கு நான் பேசுகிற தமிழ் உலகத்தில் வந்து தமிழ் படித்த தமிழ் ஆனால் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அமைப்புகள் தேவை அமைப்புகள் இல்லைன்னா பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் பல பேர் வந்து இது வந்து இன்னொரு பேசுவாங்க அதாவது படிக்கணும் படிங்க தமிழ் படித்தாதான் முடிவு வரலாம் இது வந்து சரி ஒத்துக்கிறேன் ஆனால் நாங்கள் அதாவது நான் வந்து இந்த பி ஃபார்ட்டின்னு சொல்கிறாங்கல்ல மட்ட தமிழர்கள் அதாவது படிப்பு எங்கள் அப்பா படிக்கலை எங்கள் அம்மா படிக்கலை அப்போ இதெல்லாம் சொல்கிறதுக்கு எங்கள் அப்பா அம்மா சொல்ல முடியாது படிப்பு தான் முக்கியம்னு அல்லது நாற்பது விழுக்காத நீங்கள் மறந்துட்டீங்க இந்த forty percent of the population is forgotten மறந்ததுனால டாக்டர் வீரமாளிகர் மாதிரி அவங்க இந்த ஃபார்ட்டி பர்சன்ட் தான் கேப்சர் பண்ணவங்க அன்னைக்கு வந்ததுனால education program education assistant program அந்த ப்ரோக்ராமை ஆரம்பித்தாங்க அந்த ஆரம்பித்த ப்ரோக்ராம் அஞ்சு வருஷம் அதாவது வாய்ப்புகள் கிடைக்காத தமிழ் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாங்க என்ன படிக்கணும் எக்ஸாம் பாஸ் பண்ணால் போதும் தமிழை படித்து நீங்கள் பிஹெச்டி வாங்க ஓகே எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை இதை படிக்கிறதுக்கு டீச்சர்ஸ் தேவையில்லை இதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு அண்ணன் தம்பிங்க தேவை உங்களுக்கு அண்ணன் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அந்த அண்ணன் சொல்லி கொடுக்குற பாடத்தை கேண்டிய சீரீஸ் மூலமா படிச்சு பாஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிற்பாடு நீங்க ஒரு முயற்சியில என்ன செய்யலாம் அடுத்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் எனக்கு கொடுத்த வாய்ப்புகள் வந்து பல அதாவது அஞ்சு வருஷம் மூணு வருஷம் டாக்டர் வீரமணி அப்படின்னு சொன்னாக்கா நான் பயந்துட்டு ஓரமாக இருப்பார் ஏன்னா அவன் டாக்டர் நான் வந்து ட்ராப் அவுட் ஓகே ஸோ டாக்டருக்கும் ட்ராப் அவுட் அவர் என்னன்னு பேசுது இங்கிலீஷ்லையும் பேச தெரியாது தமிழ்லையும் பேசலாம் ஸோ அதனால அவர் கொடுக்குற வேலையை நான் அமைதியாக செய்கிறதா வேலை அவர் என்கிட்ட என்ன பார்த்தாரு இவன் கொடுக்குற வேலைமா செஞ்சுட்டு இருக்கானே இவனுக்கு இன்னொரு வேலை கொடுப்போம் வேலை கொடுத்துட்டே இருப்பாரு அப்போ முதல் வேலை வந்து எண்பத்தி ரெண்டில் டீ கிடக்கிற வேலை ஆய்வுகளுக்கு வழங்கும் அத்தனை பேருக்கும் டீ கலக்கிறது தான் என்னோட வேலை ஆனால் அந்த வேலை செய்யறதுக்கு அவருக்கும் தெரியும் என்னை விட்டு ஆள் கிடையாது ஏன்னா அந்த பானை தூக்கி வரணும் பானை தூக்கி வரணும் ஆனால் பானை பானை தூக்கி வர்றதுக்கு ஒருத்தர் வண்டி எடுத்துட்டோம் என்கிட்ட அப்போ வண்டி இருந்துச்சு வண்டி இருந்துச்சு காலி இருந்துச்சு அந்த வண்டி எல்லாம் செய்கிறதுக்கும் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது ஆனால் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ட்ரெஷரர் அப்புறம் சொசைட்டி சோஷியல் ஒர்க் அது அதாவது சொசைட்டி சோஷியல் ஒர்க் அப்போ ரெக்டேஷன் கமிட்டின்னு ஒன்று ஆரம்பித்தார் அந்த கமிட்டிக்கு பின்னி ஏன்னா இளைஞர்களுக்கு ஒரு ஒரு அமைப்புக்கு வர்றதுக்கே ரெண்டே ரெண்டு தான் ஒன்னே அவங்க கதை அடிக்கணும் வந்து ஒரு ஒரு ஜாலியாக இருக்கணும் அப்போ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வேணும் அப்போ என்ன picnic soccer recreation anything அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கு வந்து ஆர்வத்து அதுக்கப்புறம் வந்த பிறகு அவங்க தமிழில் பேசுங்க தமிழ் இது செய்யுங்க அதே தமிழ் பயிற்சியாளர் இருந்தாங்க அந்த அமைப்பு <laughs> சாவம் சார் அவன் செத்துட்டான் உயிரே கொடுத்து சொல்றாங்களே உயிரே கொடுத்து முன்னேற அவங்க என்ன என்ன பண்ணிருக்காங்கன்னா சார் நம்ம தமிழ் சொசைட்டி தமிழ்ல தான் பேசணும் மீன்ஸ் தமிழ்ல தான் அடிக்கணும் தமிழ் அடிப்பாங்க தமிழ் அடிச்சுட்டு இருக்கிற பாக்கி பத்து பேர் இருபது பேர் இருக்கும் இருபது பேர் பத்து பேர் கஷ்டப்பட்டு படிச்சிருவாங்க பாக்கி பத்து பேர் படிக்க தெரியாது அப்புறம் எப்படி தமிழை மக்கள் கொண்டு கொண்டாடுறது அதனால மாற்றி அப்புறம் தமிழ் அடிக்கிறது ஆள் இல்லை சொன்னாரு சொன்னாரு முதல்ல ஆங்கிலத்தில் அடிங்க ஆங்கிலத்தை அடிச்சுட்டு படிச்சுட்டு தமிழில் பேசுங்க அவ்வளோதான் தமிழ் ஆர்வம் அதில் தான் வந்துச்சு இன்னைக்கு நம்ம சொந்தமாக பேசுறது காரணமே அது அந்த மாதிரி பழக்கத்தில் தான் அடுத்தது வந்து எண்பத்தி மூணுல இளைஞர் மன்ற பேரவை சேர்ந்தேன் அங்கே வந்து யூனிவர்சிட்டிஸ் ஆக்டிவிட்டி செய்யும் போது இந்த ட்ராமா காம்படிஷன் டான்ஸ் காம்படிஷன் இதெல்லாம் கொடுத்த வாய்ப்பு ஐடியா இருக்குன்னா மற்றவங்க பயன்படுத்துகிற அளவுக்கு தமிழை கொண்டு போகணும்னு சொன்னாங்க இளைஞர்களுக்கு கொண்டு வரணும் நல்ல drama centre drama activities drama இந்த இந்த இது குழுக்கெல்லாம் நான் தான் தலைவர் ஆனால் நான் நடிக்க மாட்டேன் நான் ஆட மாட்டேன் ஆனால் அந்த அந்த நிகழ்ச்சியை எப்படி ஏற்பாடு பண்ணணும் எப்படி நடத்தணும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து ஆர்கனைசேஷன் மெத்தடை ப்ரொஃபஸர் கொடுத்தாரு அந்த அந்த வேலை எனக்கு கொடுத்தாரு அதை நான் செஞ்சு செஞ்சனால அது வந்து அந்த காலகட்டத்தில் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு அப்போ ட்ராமா குரூப் இல்லாத காலத்தில் இருபத்தஞ்சு ட்ராமா குரூப் உருவானுச்சு ஏன் போட்டி டிராமா போட்டி டிராமா போட்டின்னு வச்சோடனே எல்லாரும் வந்தாங்க எல்லாரும் போட்டிக்காக போட்டி போட்டு ஆனால் அவர் பின் அவர் அவரோட திரு டாக்டர் ப்ரொஃபரோட ஐடியா என்னன்னா டாக்டருக்கு இதாச்சும் செஞ்சாக்கா தமிழ் வளருமே அங்கே இருபத்தஞ்சு அமைப்பு ஆரம்பிச்சு அதாவது அமைப்புகள் ஆரம்பிங்க குட்டி குட்டி அமைப்புகள் போட்டி போடாதீங்க அமைப்புகள் ஆரம்பிங்க தமிழில் பேசுங்க தமிழ் ஆர்வம் உள்ள சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு அந்த காலத்தும் சரி இன்னைக்கும் சரி கோவிலில் போய் தமிழ் வளர்க்க முடியாது சிங்கப்பூர் வேற நீங்கள் சிங்கப்பூர்ல போய் தமிழ் கோயிலுக்கு தமிழ் பேசணும்னு சொன்னீங்கன்னா நடக்காது அதனால அதுக்கப்புறம் சிசி வந்துச்சு சிசியில தமிழ் பேச மாட்டீங்க ஏன்னா சிசியில் இருக்கிறது இல்லை இங்கிலீஷ் ஆக்டிவிட்டிஸ் அதுவும் வந்து தமிழ் வளர்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்புறம் இடையில நேற்று காலையில் பேசும்போது வீட்டில் தமிழ் பேசுன்னு சொல்கிறாங்க அதை அனுபவபூர்வமாக சொல்கிறேன் வீட்டில் தமிழ் பேசி வளர்க்க முடியாது தமிழ் வந்து வீட்டில் படிங்க பேசுங்க சொன்னாக்க தமிழ் வளர்க்க முடியாது ஏன்னா அந்த ஒகேபிலரி அந்த பேசுகிற மொழி கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் அமைப்புக்கு வந்தீங்கன்னா எங்கிட்ட பேசுகிற நண்பர்கள் எங்கிட்ட கேட்குறவங்க பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் பேசுறதுனால அந்த தைரியம் வரும் அவனும் நம்ம பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இதுதான் சொல்ல வரேன் ஏன்னா அமைப்பு கொண்டு இருந்தால் தான் தமிழ் பேச முடியும் தமிழ் சாவாதுங்க அதாவது பொய் சொல்லாதுங்க அதாவது இன்னும் பத்து வருஷம் தமிழ் சுத்து போயிடும் பேசாமல் இருந்தால் தமிழ் காணாம போயிடும் இதெல்லாம் பொய் காலம் காலமாக தமிழ் சாவதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் நம்பி நம்ப பணக்காரனையும் அதாவது இன்றைக்கு பல சிங்கப்பூரில் தமிழ் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாக்கா ப்ரொஃபஸர் எம் எழுபத்தஞ்சில் ஆரம்பித்த ஒரு அமைப்பு எழுபத்தஞ்சில் அவர் ஆரம்பித்த மூவ்மெண்ட்டில் இன்னைக்கு தமிழ் இங்கே இருக்கு எண்பத்தி ரெண்டுல இன்னொரு அமைப்பு ஆரம்பித்தார் அது தமிழ் இருக்கு எண்பத்தி ஏழில் அவரோட செயலை முடிச்சிட்டாரு ஏன்னா தமிழ் அவருக்கு மேலே சாவாது எண்பத்தி ஏழுக்கு பிறகு சிந்தா வந்துச்சு அப்புறம் இந்தியன் ஆக்டிவிட்டிஸ் வந்துச்சு இதெல்லாம் ஆரம்பித்த காரணம் நீங்கள் நல்ல ஒரு டைம் லைனை பார்த்தீங்கன்னா எல்லாமே எண்பத்தி ஏழுக்கு பிறகு வந்த அமைப்புகள் எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி இருந்தது வந்து சிங்கப்பூர் தமிழ் யூஸ்லாம் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் அன்னைக்கு நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் தமிழ் செத்து போயிடும்னு நம்பி பயந்துக்கிட்டு ட்ராமா டலி மேட்ச் அதாவது டேலண்ட் டைம் அதெல்லாம் அமைச்ச அந்த குழு எண்பத்தி ரெண்டுக்குள்ள அமைதியாயிட்டாங்க ஏன்னா அவங்க நினச்சாங்க என்ன சார் ஓகே அந்த அமைப்பு கொண்டு போகிறது தான் வாய்ப்பு இல்லை ஆனால் எண்பத்தி ஏழில் அமைப்பு காணாமல் வந்து ப்ரொஃபஸர் நாங்கள் எடுத்து நடத்துகிறோம் அப்போ எண்பத்தி ஏழுலேருந்து எண்பத்தி எட்டு வரைக்கும் நாங்கள் அது எடுத்து நாங்கள் இப்போ செயலாற்ற இன்றைக்கும் அதே கேள்வி தான் நான் கேட்டிருக்கேன் அமைப்பு கிட்ட இந்த இயக்கம் இன்னும் தொடரணும்னா ஒருத்தர் தான் இருக்கணுமா ப்ரொஃபஸர் இருந்தால் தான் தொடருமா நீங்கள் இளைஞர்கள் எடுத்து போக முடியுமா இல்லைன்னா அடுத்த வருஷமே இந்த இயக்கம் நிலும் அதுக்கு நம்ம மூல காரணம் மூளை ஒன்று வேணுங்க மூல காரணம் ஒரு ஆள் இல்லைன்னா நீங்கள் இதை எடுத்து போக முடியாது அதனால்தான் இந்த வருஷமும் நான் கேள்வி கேட்டது வந்து அமைப்புகள் தனித்தனி சின்ன சின்ன அமைப்பை ஆரம்பிங்க பெரிய அமைப்பு தேவையில்லை இருபது பேர் இருந்தாலும் ஒரு சின்ன அமைப்பு ஆரம்பிச்சு தமிழ் தமிழ் செய்கிற உள்ள நிகழ்ச்சிகள் நடந்துங்க போதும் அந்தந்த நகரத்தில் ஒரு சின்ன தமிழ் சென்டர் ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் ஒரு கெண்டா கார்டன் ஒரு ப்ரோக்ராம் இது நடத்தினா தான் அவங்கங்க இருக்கிற பல பிள்ளைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து eighty three to eighty seven twelve centres twelve branches in TRC youth week இன்னைக்கு என் கூட இப்போ நண்பர்னு சொன்னாக்கா எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரியாதவங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்க ஆயிரத்தி அறநூறு பேர் ஆயிரத்தி அறநூறு பேர் என்னால் பேர் கூப்பிட்டு நம்பர் ஏன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு கழுவு தட்டி அஞ்சலி வாங்க போயிட்டேன் மெம்பர்ஷிப் நான் எல்லார் வீட்டுக்கும் போய் நான் ட்ரெஷர் ஆனதுனால thousand six hundred members I know then அவங்க குடும்பம் எனக்கு தெரியும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் எனக்கு தெரியும் ஆனால் நான் எல்லாத்தையும் எல்லாருக்கும் பழகலை ஆனால் இன்னைக்கு என்னோட திட்டத்தை அவர் சொன்ன மாதிரி அதாவது தமிழ் மொழி இங்கே வந்து நிறைய பேர் வளர்க்குறாங்க அதனால் இந்த இது நாங்கள் விட்டுட்டு நான் இந்த வேளாண்மை ஃபார்மிங் ஒர்க்கு அது போயிட்டேன் ஸோ இது வந்து என்ன சொல்லுவாருன்னா தமிழ் வளர்க்குறதுக்கு தமிழ் படித்தா மட்டும் பத்தாது அது பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இடம் தேவை அந்த இடத்த உருவாக்குங்க அதுதான் எனக்கு நன்றி மாணவர்கள் இயக்குநர்கள் தான் உணர்ச்சி வசமாக ஈடுபட்டதுனால அவர் சோசமாக சோசமா பேசுனாங்க பேசலாம் அவர் வந்து இப்போ வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து நூலாக தயாரித்து இருக்கிறாரு இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இந்த சேட் சேட் வந்து அதெல்லாம் பயன்படுத்தி அவருடைய மெமோரியில் எழுத ஆரம்பிச்சிருக்கிறார் மூலமாக விரைவில் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே கூட அது நூலாக வந்துடும்